வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் அன்பர்களே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி அந்த மூத்த குடியம் தமிழ் குடி முழங்கும் முத்தான மொழியும் தமிழ் மொழி அந்த மொழியின் ஆழமான அறிவு வேண்டி சுருக தமிழ் சேனல் வந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இலக்கணத்தின் ஐந்து பகுதிகளையும் நமது காணொளிகள் மூலமாக அனைவரும் குறிப்பாக மாணவர்கள் இலகுவில் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் படிப்படியாக பதிவேற்றம் செய்து வருகின்றோம் அவற்றுள் முதலாவதாக எழுத்தியலின் பன்னிரண்டு கூறுகளையும் அறிமுகம் செய்து அது தொடர்பான விவரங்களை தெரியப்படுத்தி வருகின்ற வேளையில் எழுத்தியலின் முதலாவது பகுதியான எண் தொடர்பான பகுதியை ஐந்து காணொளிகள் மூலமாக நாங்கள் முடிந்தவரை சிறப்பான முறையில் பதிவிட்டு அனைவருக்கும் பயன்படும் வகையில் நிறைவு செய்திருக்கின்றோம் அடுத்ததாக எழுத்தியலின் இரண்டாவது கூறான முறை தொடர்பான விவரங்களை நாங்கள் பார்வையிட வேண்டும் எனினும் சில மாணவர்களின் வேண்டுகோளுக்கமைய தமிழ் இலக்கணத்தின் முக்கியமான ஒரு பகுதியான வேற்றுமை தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பதிவேற்ற இருக்கின்றோம் இந்த வேற்றுமை எனும் இலக்கண பகுதியானது ஐவகை தமிழ் இலக்கணத்தின் இரண்டாவது பகுதியான சொல் இலக்கணத்தினுள் உள்ளடக்கப்படுகிறது சொல் இலக்கணத்தின் கூறுகளான இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் வழக்கு வகைகள் சொற்றொடர் அல்லது தொடர் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் என்ற வரிசையில் ஆறாவது பகுதியாக வரும் இந்த இலக்கண பகுதியை ஒரு சில காணொளிகள் மூலமாக உங்களுக்கு மிக தெளிவாக பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் பதிவிட இருக்கின்றோம் எனவே இவற்றையும் தவறாமல் பார்வையிட்டு உங்கள் மொழி இலக்கண அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் வேற்றுமை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் பெயர் சொல் அல்லது பெயர் சொற்களின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும் சாதாரணமாக ஒரு பெயர் சொல் இயல்பாகவே தனித்து நின்று பொருள் தரக்கூடியது உதாரணம் மரம் மனிதன் பாடசாலை இங்கு இந்த பெயர் சொற்களை நாம் இயல்பாக கூறும்போது அவை உணர்த்தி நிற்கும் கருத்துக்களையும் சாதாரணமாக எல்லோராலும் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அதே நேரம் இதே பெயர் சொல் ஒரு வாக்கியத்தில் ஏனைய சொற்களோடு இடம்பெறும் போது அதே இயல்பு நிலையில் எப்போதுமே இருக்க முடியாது அவ்வாறு இருக்குமானால் குறிப்பிட்ட அந்த வாக்கியத்தின் பொருளை விளங்கிக் கொள்வதில் பல குழப்பங்கள் ஏற்படும் உதாரணம் முகுந்தன் சாந்தன் அடித்தான் என்ற வாக்கியத்தை அவதானிப்போம் இந்த வாக்கியத்தில் முகுந்தன் சாந்தன் என்ற இரு பெயர் சொற்களும் தமக்குரிய இயல்பான நிலையில் இடம்பெறுகின்றன இந்த வாக்கியத்தின் வினையாகிய அடித்தான் என்ற செயலை செய்வது யார் என்ற குழப்பம் இயல்பாகவே எழுகின்றது இத்தகைய சந்தர்ப்பங்களிலேயே பெயர் சொற்களின் பொருளை வேறுபடுத்தி வாக்கியங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த வேற்றுமைகள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக முகுந்தன் முகுந்தன் செயலை செய்பவர் எனில் சாந்தனுடன் ஐ எனும் ஓர் எழுத்து சேர்க்கப்பட்டு அந்த பெயர் சாந்தனை என்று திரிபடையும் இப்போது நாங்கள் இந்த வாக்கியத்தை அவதானிப்போம் முகுந்தன் சாந்தனை அடித்தான் அவ்வாறு சாந்தன் வினையாகிய செயலை செய்பவர் எனில் முகுந்தனுடன் ஐ எனும் ஓரெழுத்து சேர்க்கப்பட்டு அந்த பெயர் முகுந்தனை என்று திரிபடையும் சாந்தன் முகுந்தனை அடித்தான் இப்பொழுது இந்த இரு வாக்கியங்களிலும் பொருட்குழப்பம் எதுவுமின்றி நாங்கள் சொல்ல வந்த விடயத்தினை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது இவ்வாறு பெயர் சொற்களுடன் அவற்றின் இறுதியில் அல்லது பெயர் சொற்களை தொடர்ந்து சில எழுத்துகள் அல்லது பொருளற்ற அசைகள் அல்லது பொருள் தரக்கூடிய சொற்கள் இணைந்து அந்த பெயர் சொல்லில் திரிவினை ஏற்படுத்துவதன் மூலம் பெயர் சொற்களின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதே வேற்றுமை எனப்படும் இன்னும் தெளிவாக சொல்வதானால் இயல்பாய் நிற்கும் பெயர் சொற்கள் வாக்கியங்களில் வரும்போது அவற்றின் பொருள் திரிபடைந்து மாறுபடுவதுதான் வேற்றுமை இப்படி பெயர் சொற்களின் பொருள் மாறுபடுவதற்கு அறிகுறியாக பெயர்களின் இறுதியில் அல்லது பெயர்களை தொடர்ந்து சில எழுத்துக்களோ சொற்களோ சேர்க்கப்படும் இவ்வாறு சேர்க்கப்படும் எழுத்துக்களையும் சொற்களையும் உறுப்புகள் என்பர் இந்த உருவுகள் பெயர் சொல்லின் இறுதியில் சேர்க்கப்படுவதனால் பெயர் சொற்கள் வெவ்வேறு வடிவங்களாக உருமாற்றம் பெறுகின்றன உதாரணமாக முகுந்தன் சாந்தனை அடித்தான் அவ்வாறே சாந்தன் முகுந்தனை அடித்தான் என்ற இரு வாக்கியங்களையும் நாங்கள் அவதானிக்கும் பொழுது முதலாவது வாக்கியத்தில் சாந்தனை என்பது வேற்றுமை உறுப்பு சேர்க்கப்படுவதன் காரணமாக செய்யப்பொரு செய்யப்படு பொருளாக மாறுபடுகின்ற அதே நேரம் இரண்டாவது வாக்கியத்தில் சாந்தன் எந்தவிதமான உருவுகளும் இன்மையால் அது ஒரு எழுவாயாக தொழிற்படுகின்றது இந்த வேற்றுமைகள் இடப்படுவதனால் பெயர் சொல்லானது பல்வேறு வடிவங்களாக உருமாற்றம் பெறுவதை தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரத்திற்கு உரை எழுதிய ஐவருள் ஒருவராக கருதப்படும் தெய்வ சிலையார் ஒரு பொருளை ஒரு கால் வினை முதலாக்கியும் ஒரு கால் செய்யப்படு பொருளாக்கியும் ஒரு கால் கருவியாக்கியும் ஒரு கால் ஏற்பதாக்கியும் ஒரு கால் நீங்க நிற்பதாக்கியும் ஒரு கால் உடையதாக்கியும் ஒரு கால் இடமாக்கியும் வேறுபடுத்தலான் வேற்றுமை என விளக்குகின்றார் இந்த வேற்றுமையானது ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு பெயர் சொற்களினது பொருளையும் அவற்றுக்கிடையிலான தொடர்புகளையும் தெளிவாக விளக்குவதோடு வாக்கியங்களை மிகச்சரியாக எழுதுவதற்கும் அவற்றின் கருத்தை பொருள் குழப்பம் இல்லாமல் விளங்கிக் கொள்வதற்கும் மிக அவசியமானது எனவே தமிழ் இலக்கணம் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இலக்கண பகுதியாக இது திகழ்கின்றது வேற்றுமை என்பது பெயரோடு முடிந்து விடுகின்ற ஒன்று அன்று இது பெயருக்கும் வினைக்கும் உள்ள அடிப்படையான பொருளுறவு தொடர் உறவு இலக்கண உறவு ஆகியவற்றை வேறுபடுத்துவது என்று தற்கால இலக்கணவியலாளர்கள் வேற்றுமையை வரையறுக்கின்றனர் இப்பொழுது நாங்கள் உறுப்புகள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் வேற்றுமை உறுப்புகள் சொல் உறுப்புகள் என்று இரு வகையான உறுப்புகள் காணப்படுகின்றன அவற்றுள் முதலாவதாக வேற்றுமை உறுப்புகள் என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் நோக்கோடு பெயர் சொல்லின் இறுதியில் ஒரு உறுப்பாக இணையும் அசைகள் அல்லது ஒட்டு சொற்கள் வேற்றுமை உறுப்புகள் எனப்படும் வேற்றுமை உறுப்புகளான இந்த அசைகள் அல்லது ஒட்டு சொற்கள் தனித்து நின்று பொருள் தருவதில்லை பெயர் சொல்லுடன் இறுதியில் இணைவதன் மூலமே அதன் பொருளை வேறுபடுத்தி காட்டுகின்றன உதாரணம் மரம் சக ஐ மரத்தை கத்தி சக ஆல் கத்தியால் இங்கு வேற்றுமை உறுப்புகளான ஐ ஆல் என்பன தனித்து நிற்கும்போது எந்த விதமான பொருளையும் தருவதில்லை அத்துடன் இந்த வேற்றுமை உறுப்புகள் தமக்கென்று பொருளின்றி தாம் சார்ந்த பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதால் இவை இடை சொற்களாக தொழிற்படுகின்றன வேற்றுமை உறுப்புகளை ஏற்கின்றதானது பெயர் சொற்களின் ஒரு சிறப்பு இலக்கண அம்சமாக காணப்படுகின்றன அதே நேரம் வினை சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்பதில்லை இருப்பினும் எல்லா பெயர் சொற்களும் வேற்றுமை உறுப்புகளை ஏற்பதில்லை உதாரணம் நீர் நீவிர் ஆகிய முன்னிலை பெயர்களும் நான் எனும் தன்மை பெயரும் வேற்றுமை உறுப்புகளை ஏற்பதில்லை அவ்வாறே சில பெயர் சொற்கள் சில தெரிவுகளுக்கு உட்பட்ட பின்னர் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கின்றன உதாரணம் நீர் எனும் முன்னிலை பெயர் நும் என திரிந்த பின்பும் யான் எனும் தன்மை ஒருமை பெயர் என் என திரிபடைந்த பின்னும் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கின்றன எவ்வாறெனில் நீர் சக ஐ என்பது நும் சக ஐ என்று மாறிய பின் நும்மை என்றும் அவ்வாறே நுமக்கு நும்மால் நும்மின் நுமது போன்ற போன்ற சொற்களையும் நாங்கள் உதாரணமாக கூறலாம் அவ்வாறே யான் சக ஐ என்பது என் சக ஐ அதாவது என்னை எனக்கு என்னால் என்னின் எனது போன்ற சொற்களையும் நாங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம் தொல்காப்பியனாரின் கூற்றுப்படி வேற்றுமை உறுப்புகள் எட்டு ஆகும் தற்காலத்தில் வேறு சில உருவுகளும் தமிழ் இலக்கண பகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன வேற்றுமை உருவுகளுக்கான உதாரணங்கள் ஐ ஆல் ஆண் ஒடு ஓடு உடன் கு இல் இன் அது கண் உள் மேல் கீழ் என்பன ஆகும் இந்த வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள் அல்லது வாக்கியங்கள் வேற்றுமை தொடர்கள் என்றும் வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அத்தகைய தொடர் அல்லது வாக்கியம் வேற்றுமை தொகை என்றும் அழைக்கப்படும் இப்பொழுது நாங்கள் உறுப்புகளின் வரிசையில் இரண்டாவதாக சொல் உறுப்புகள் என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் நோக்கோடு பெயர் சொல்லினை அடுத்து தனி சொல்லாக இணையும் சொற்கள் சொல்லுறுப்புகள் எனப்படும் இந்த சொல்லுறுப்புகள் தனித்து நின்று பொருள் தரக்கூடியவை உதாரணம் வீட்டில் சக இருந்து பாடசாலை சக வரை இங்கு இடம்பெறுகின்ற இருந்து வரை ஆகிய சொல்லுறுப்புகள் தனித்து நிற்கும் போதும் பொருளை தரக்கூடியவை இந்த வேற்றுமை உறுப்புகளையும் சொல் உறுப்புகளையும் நாங்கள் ஒருமித்து பார்க்கும்போது வேற்றுமை உறுப்புகளும் சொல் உறுப்புகளும் ஒரே வேலையையே செய்கின்றன அதாவது அவை இரண்டுமே பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உள்ள பொருள் தொடர்பினை எடுத்து காட்டுவதற்காகவே கையாளப்பட்டு வருகின்றன இப்பொழுது நாங்கள் வேற்றுமை உறுப்பிற்கும் சொல் உறுப்பிற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது வேறுபாடு வேற்றுமை உருவு பெயர் சொல்லுக்கு இறுதியில் வரும் இது தனித்து வருகையில் பொருள் தராது உதாரணம் விவசாயி வயலை உழுதான் இங்கு ஐ எனும் வேற்றுமை உருவு வயல் எனும் பெயர் சொல்லுடன் இணைந்து வயலை என்று அந்த பெயர் சொல்லை தெரிபடைய வைத்துள்ளது அதே நேரம் சொல்லுறுப்பு பெயர் சொல்லை அடுத்து ஒரு தனிச்சொல்லாக வரக்கூடியது அதே நேரம் இது தனித்து வரும் போதும் பொருள் தரக்கூடியது உதாரணம் முனிவர் காடு வரை சென்றார் இங்கு இடம்பெறுகின்ற வரை என்னும் சொல்லுறுப்பு தனித்து நிற்கும் பொழுதும் பெயர் பொருள் தரக்கூடியது இரண்டாவது வேறுபாடு வேற்றுமை உறுப்பு இன்னொரு வேற்றுமை உறுப்புடன் சேர்வதில்லை ஆனால் தனித்த ஒரு சொல்லான சொல்லுறுப்பு இன்னொரு வேற்றுமை உறுப்பினை ஏற்கக்கூடியது உதாரணம் வரை சக இல் வரையில் இங்கு வரை என்ற சொல்லுறுப்பு இல் என்ற வேற்றுமை உறுப்பினை ஏற்றுள்ளதை அவதானிக்கலாம் மூன்றாவது வேறுபாடு வேற்றுமை உருவு பகுபத உறுப்புகளில் ஒன்றான சாதியை அடுத்து வருகின்றது உதாரணம் மரம் சக ஐ என்பதை சேர்த்து எழுதும்போது மரத்தை என்று வருகின்றது இதனை நாங்கள் பகுபத விதிக்கேற்ப பகுத்து எழுதும்போது மரம் சக அத்து சக ஐ என்றவாறு வருகின்றது இங்கு அத்து என்ற சாரியையை அடுத்து வேற்றுமை உருவு வருவதை அவதானிக்கலாம் ஆனால் சொல்லுறுப்பு தனித்து வருவதால் சாரியை அடுத்து வருவது கிடையாது தமிழ் இலக்கணத்தில் எட்டு வகையான வேற்றுமைகள் காணப்படுகின்றன ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை என்ற நன்னூலின் வரிகளும் இதனையே உறுதி செய்கின்றன அதாவது எவ்வகைப்பட்ட பெயர்களுக்கும் ஏற்கும் இடத்தின் இறுதியில் நின்று அப்பெயரின் பொருளை வேறுபடுத்தி உணர்த்துவதே வேற்றுமை எனப்படும் அது எட்டு வகைப்படும் அதே நேரம் வடமொழியில் எட்டு வேற்றுமைகளும் இலத்தீன் மொழியில் ஆறு வேற்றுமைகளும் கிரேக்க மொழியில் ஐந்து வேற்றுமைகளும் ஆங்கிலத்தில் ஐந்து வேற்றுமைகளும் இருப்பதாக தமிழ் இலக்கண அறிஞர் ஒருவர் தமது இலக்கண நூலில் குறிப்பிடுகின்றார் தமிழ் இலக்கணத்தின் அந்த எட்டு வகையான வேற்றுமையின் பெயர்களையும் அவற்றின் வரிசை முறையையும் பெயரே ஐ ஆல் கூ இன் அது கண் வெளி என்று ஆகும் அவற்றின் பெயர் முறை என்ற நன்னூலாரின் வரிகள் தெளிவுபடுத்துகின்றன இப்பொழுது நாங்கள் தமிழ் இலக்கணத்தில் உள்ள வேற்றுமை வகைகள் எத்தனை என்று பார்க்க இருக்கின்றோம் தமிழ் மொழியில் உள்ள எட்டு வகையான வேற்றுமைகளும் எண்களாலேயே பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றன முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என்பனவே அவையாகும் அவ்வாறே இன்னொரு முறையில் பெயர் சொற்கள் ஏற்கும் வேற்றுமை உருவின் பெயர்களாலும் வேற்றுமை வகைகள் அழைக்கப்படுகின்றன உதாரணம் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது அவ்வாறே ஐ வேற்றுமை ஆள் வேற்றுமை கு வேற்றுமை இன் வேற்றுமை அது வேற்றுமை கண் வேற்றுமை வெளி வேற்றுமை என்று முறையே இரண்டு முதல் எட்டாம் வேற்றுமைகள் அழைக்கப்படுகின்றன இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது நன்றி சார் நல்லது மாணவர்களே வேற்றுமை என்ற இலக்கண பகுதியின் அறிமுகமான இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் வேற்றுமை தொடர்பான ஏனைய பகுதிகளை நாங்கள் விரைவில் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம் காணொலியை பார்த்தபின் லைக் ஷேர் செய்வதற்கும் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்கள் அனைவருடனும் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி பாடரட்டும் பாறை